நற்றிணையின் வெற்றிப்படிகள் அக்காவும் உழைக்கிறாங்கல்ல அவங்கதான் அவங்கதான் நம்ம நாட்டு வீர் ராணுவ வீரர்கள் தீபாவளி கிறிஸ்துமஸ் இது எதுவும் தொடாம அவங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு சவுலுக்கு போலமா சொல்லு வந்தே மாதரம் ஜெயின் நன்றி வணக்கம் நந்திக்கு தேவை லைசன்ஸ் கொரோனாக்கு தேவை வந்து அவனுக்கு ஊற்றுருவாங்க பாலு நன்றி வணக்கம்